நற்றினை அறக்கட்டளை சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாணவர்களுடைய திறமையை உலகுக்கு வெளிக்காட்டும் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது இதில் மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த காணொலியை இப்போ வெளியிட்டிருக்கிறோம் நற்றினையினுடைய செயலியை எப்படி பதிவிறக்கம் செய்கிறது நற்றினை இணையதளத்தில் என்னென்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் வந்துகிட்டு இருக்குது இதில் லாகின் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் டொனேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் இந்த ஒரு சிறிய காணொலியை பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய எல்லா சந்தேகங்களுமே தெளிவாயிடும் சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதாக உங்களுடைய அலைபேசியில் ப்ளே ஸ்டோரில் போங்க அதில் போயிட்டு நற்றினை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பண்ண உடனே இந்த மாதிரி அதில் வந்து ஒரு நம்ம நற்றினையினுடைய லோகோ வரும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ண சொல்லும் இந்த மாதிரி அதை டவுன்லோட் பண்ணிடுங்க இப்போ டவுன்லோட் பண்ண உடனே உங்களுடைய ஃபோனில் நம்ம நற்றினையினுடைய ஒரு ஐக்கன் வந்துடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இணையதளம் ஓப்பன் ஆகும் நட்டினியினுடைய தினசரி பதிவுகள் வரும் அதில் போய் கிளிக் பண்ணோம்னா நட்டினியில் தினந்தோறும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பதிவுகள் நட்டினை நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் வழங்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே இருக்கும் இது ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததாக சங்கமம் அப்படின்னு வச்சுருக்குறோம் இதில் வந்து நட்டினையில் ஒவ்வொருவரும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தொகுப்பாக இங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளது இதில் பல பயனுள்ள தகவல்கள் நமக்கு கிடைக்கும் சரி அடுத்ததாக அப்படியே கீழே வந்தோம்னா அதில் வந்து நட்டினுடைய வெற்றிப்படிகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு கீழே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து நட்டினுடைய ஓவியங்கள் இணைய வானொலி அது பற்றிய தகவல்கள் அப்புறம் நட்டினியுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்கள் இது மாதிரி எல்லா தகவல்களுமே இதில் வந்து வரிசையாக இருக்குது அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து அனைத்து செய்தி பத்திரிகைகளும் இங்கே இருக்குது எந்த செய்தி பத்திரிகை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த செய்தியை நீங்கள் இதில் படிச்சுக்கலாம் அந்தளவுக்கு எல்லாமே இங்கு ஒரு களஞ்சியமாக இங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளது அதை எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நட்டினை ஆன்லைன் எஃப்எம் இதில் இருக்குது இதில் கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே போனால் நட்டினையினுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்பட பாடல்கள் இதில் மாறி மாறி ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இலக்கிய பெயர்களாக வச்சுருக்குறோம் இதனுடைய நிகழ்ச்சிகளுக்கான பெயர்களை பட்டினப்பாலை ஆசாரக்கோவை பெரும்பானாற்றுப்படை மாதிரி வச்சுருக்கோம் இதில் எல்லாம் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒழிக்குது அப்படிங்கிறத இது உள்ளே போய் அந்தந்த நேரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நமக்கு முக்கியமான பகுதிக்கு வர்றோம் இப்போ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது தான் இதில் வந்து லாகின் அப்படின்னு இருக்குது இந்த லாகினில் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் நட்டினியில் யூஸராக இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்போ கிரியேட் யுவர் நட்டினி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இங்கு வரும் அதில் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துடலாம் இப்போ யூசர் நேம் வந்து நீங்களாக ஒன்று கொடுக்குறீங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு நீங்களே உங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன வருது பாருங்க check your mail and click the link அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் நேராக வந்து அந்த நம்மளுடைய மெயிலை ஓப்பன் பண்ணுறோம் அதில் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா அந்த மாதிரி லாகின் பேஜ் வரும் இதில் வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தோம்னா இணையதளத்தில் நம்ம லாகின் ஆகிடலாம் இதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நம்மளுடைய பேர் நம்ம என்ன கேட்டகரி அதாவது ஸ்டூடெண்ட்டாக டீச்சராக இல்லை ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் அந்த அதில் நிறைய தகவல்கள்லாம் அதில் கேட்கும் பள்ளி முகவரி அப்புறம் வீட்டு முகவரி இந்த மாதிரி தகவல்கள்லாம் அதில் கேட்கும் அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வர்றோம் இதில் வந்து தெளிவாக கொடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான அந்த சான்றிதழ் அனுப்பும்போது இந்த முகவரிக்கு தான் நம்ம அனுப்புவோம் அப்போ உங்களுக்கு முகவரிகள் தெளிவாக இருக்கும்போதே அது உங்களுக்கு சரியாக வந்து சேரும் இதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஓகே இல்லாட்டி உங்கள் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் அதில் அவங்களுடைய நேமை போட்டுட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில்லப் பண்ணுங்கள் எல்லாமே சரியாக கரெக்டாக கொடுத்துட்டு கடைசியாக வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பதிவு வந்து அங்கு பதிவேற்றம் செய்யப்படும் அதில் பாருங்கள் வரும் thanks for subscribe you can access the following actions அப்படின்னு வரும் கீழே எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் செய்த பதிவுகள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் ஏதேனும் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் சரி பண்ணலாம் அதற்கடுத்ததாக மெட்டீரியல் அப்லோடு அப்படின்னு இருக்குது இப்போ மெட்டீரியல் அப்லோடில் கிளிக் பண்ணோம்னா மாதிரி வரும் இதில் போயிட்டு அதுலேயும் அதேமாதிரி உங்களுடைய பேரை அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் அடுத்ததாக என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் ஃபில் பண்ணுங்கள் அடுத்ததாக உங்களுடைய பள்ளியின் பெயர் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எந்த கேட்டகரி ஸ்பீச்சா ட்ராயிங்காக ரைட்டிங்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் அதில் போய் உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கான ஒரு மெசேஜ் வரும் யுவர் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அப்போ உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆயிருச்சு இது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுக்காக வந்து ரொம்ப நம்ம போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரி இப்போ அடுத்ததாக டொனேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதேமாதிரி வலது மேல் மேல்மொழியில் டொனேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதில் போய் நம்ம கிளிக் பண்ணுறோம் அதில் கிளிக் பண்ணோம்னா இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு கிளிக் ஹேர்னு இருக்குது அதில் போய் கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோம்னா donate and amount of your choice அப்படின்னு வரும் அதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம டொனேட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து அதில் அடிக்கலாம் ஒரு ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் டொனேட் பண்ணலாம் அதில் நம்ம அமௌண்ட் அடித்த உடனே இந்தமாதிரி கேட்கும் இமெயில் ஐடி கேட்கும் ஃபோன் நம்பர் கேட்கும் உங்களுடைய பேர் எந்த ஊர் அப்படிங்கிறத அடிச்சுட்டு ப்ரொசீடு டு பே அப்படின்னு கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இருக்கும் இதில் வந்து எதன் மூலமாக நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரியும் வசதிகளும் இருக்குது யூபிஐ மூலமாக கூகுள் பே அந்த மாதிரி இதுலையும் பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம் இதில் எது உங்களுடைய ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ நான் கூகுள் பே இதில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அது வந்து அமௌண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் இதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கிறோம் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வரும் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நம்மளுடைய நட்டினை அறக்கட்டளைக்கு நம்மளுடைய பங்களிப்பை நாம் வந்து தாராளமாக செய்யலாம் இது மாதிரி பண்ணுறது மூலமாக மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளி உலகுக்கு பறைசாற்றுவதோடு தம்முடைய திறமையையும் வளர்த்து கொள்ளலாம் படிப்பு ரொம்ப முக்கியம் ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் நாமும் ஒரு சாதனையாளராக வெளிவரலாம் பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதன் மூலமாக மாணவர்களுடைய திறமையை ஊக்குவித்து அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நாம் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இதை செயல்படுத்துவோம் நன்றி உறவுகளை வணக்கம்